ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ எங்கே வந்துருக்கோம்னா வால்மார்ட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக் ஸ்டோருக்கு வந்திருக்கோம் இங்கே ஒரு லேப்டாப் பர்ச்சேஸ் பண்ணலான் இருக்கேன் பார்க்கலாம் என்னென்ன ரேட்ஸில் என்னென்ன இருக்குது கடைசியாக தோழர்களே நம்ம வீடியோ பண்ணுறதுக்காக நம்ம ஒரு ட்ரைபாடு வாங்கிட்டோம் வால்மார்ட்டில் இதுக்கு வேலை இன்னொரு வீடியோட நம்ம சந்திக்கலாம் பாய்